ஓ அவர்களின் மேல் தாட்டையில் இரண்டு கீழ்நோக்கி வளைந்த தந்தங்களும் கீழ் தாட்டையில் நேராக இரண்டு தந்தங்களும் இருந்தன கீழ் உள்ள தந்தங்கள் உணவளிக்க உதவியது மேல் தாட்டையில் இரண்டு கீழ்நோக்கி வளைந்த தந்தங்கள் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டன பியோமியா நவீன யானைகளை விட சிறியதாக இருந்தது தோளில் சுமார் இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் எட்டு அடி உயரம் இருந்தது நாசி எலும்புகளின் பின்வாங்கப்பட்ட நிலையின் அடிப்படையில் இது ஒரு குறுகிய தண்டு போன்ற அமைப்பை கொண்டிருப்பதாகக் கருதப்பட்டது ஃபியோமியா அரை நீர்வாழ் தாவர வகைகள் எகிப்தில் உள்ள எல் ஃபாயும் சோலையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் நீர்வாழ் தாவரங்களை நீரிலும் அதைச் சுற்றியும் அதிக நேரம் செலவழித்தனர் ஃபியோமியா கிரானியம் புதைபடிவங்கள் ஒப்பிடக்கூடிய அளவு மற்றும் டிப்ளோ எனப்படும் காற்று நிரப்பப்பட்ட பெட்டிகள் போன்ற பல யானைகளின் அம்சங்களை குறிப்பிடுகின்றன டிப்ளோவின் இருப்பு பெரிய மண்டை ஓட்டின் எடையை குறைக்கிறது டீனோத்திரியம் டீனோத்திரியம்கள் சுமார் இருபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மியோசீன் சகாப்தத்தில் வாழ்ந்தன டீனோத்திரியம் சில்கத்தேரியம் புரோடினோத்திரியம் மற்றும் டீனோத்திரியம் ஆகிய மூன்று அறியப்பட்ட இனங்கள் உள்ளன டீனோத்திரியத்தின் மிகப்பெரிய இனம் டீனோத்திரியம் ஜிகாண்டியம் ஆகும் இந்த இனம் நவீன கால யானையை விட பெரியதாக இருந்தது தோளில் நான்கு மீ பதிமூன்று புள்ளி ஒன்று அடி உயரத்தில் நிற்கிறது டீனோத்திரியம்கள் தண்டு மற்றும் கீழ்நோக்கி வளைந்த கீழ்த்தாடை மற்றும் தந்தங்களை கொண்டிருந்தன இந்த தந்தங்கள் வேர்களை தோண்டுவதை எளிதாக்கியது மற்றும் அதன் அறை நீர் வாழ்விடங்களில் ஓய்வு காலங்களில் நங்கூரமாக செயல்பட்டதாக கருதப்படுகிறது ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் டீனோத்திரியம் பரவியது புதைபடிவ எச்சங்களை ஆய்வு செய்ததில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் உள்ள இயற்கை ஆர்வலர்கள் டீனோத்திரியம்கள் அவற்றின் கீழ்நோக்கி வளைந்த தந்தங்களின் வலிமையான தோற்றத்தின் காரணமாக மாமிச கடல் அரக்கர்களாக கருதினர் டீனோத்திரியம் என்ற பெயர் கிரேக்க வார்த்தையான டீனோஸ் என்பதிலிருந்தது பயங்கரமானது மற்றும் தெரியன் என்றால் மிருகம் என்று பொருள்படும் கோம்போத்திரிடே குடும்ப கோம்போத்திரிடே என்பது பின்வரும் நான்கு வகைகளை உள்ளடக்கிய பல்வேறு புரோபோசிடியன்களின் குழுவாகும் அனகஸ் குவியரோனியஸ் கோம்போத்திரியம் மற்றும் பிளாட்டிபிலோடன் ஆரம்பகால கோம்போத்தர்கள் சுமார் இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மியோசின் சகாப்தத்தில் வாழ்ந்தன கோம்போத்தெரஸ் தோளில் சுமார் மூன்று மீ பத்து அடி உயரத்தில் நின்றது தண்டு அளவு மாறுபடும் இனத்தை பொறுத்து மற்றும் மேல் தாடையில் இரண்டு நீண்ட சற்றே வளைந்த தந்தங்கள் இருந்தன ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆசியா மற்றும் அமெரிக்காவில் கோமிபோத்தெரே படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அனன்கஸ் அனான்கஸ் இனத்தில் நான்கு முதல் பதிமூன்று இனங்கள் இருந்தன இந்த இனமானது குறுகிய தாடைகளை கொண்டிருந்தது மற்றும் குறைந்த தந்தங்களை கொண்டிருக்கவில்லை இந்த பெரிய விலங்குகள் மேல் தந்தங்களை உச்சரிக்கின்றன அவை காலப்போக்கில் நீடித்தன சில அனன்கஸ் இனங்களின் மேல் தாடைகள் மற்றும் தந்தங்களின் நீளம் கிட்டத்தட்ட உடலின் நீளத்திற்கு சமமான விகிதத்தை எட்டியது அன்சு சார்வர்னென்சிஸ் இனங்கள் சுமார் பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிளாயோசீன் சகாப்தத்தில் வாழ்ந்தன அனன்கஸ் ஐரோப்பாவில் திறந்த அல்லது மரத்தாலான சவன்னாக்களில் வசித்து வந்தார் இந்த இனம் மூன்று மீ பத்து அடி நீளத்தை எட்டிய மிக நீண்ட மேல் தந்தங்களை கொண்டிருந்தது சதுப்பு நிலம் மற்றும் சதுப்பு நிலங்களில் வாழ்ந்த கோம்போத்தர்களை விட அனன்கஸ் இனமானது நீண்ட தண்டுகளை கொண்டிருந்தது நீண்ட ட்ரங்குகள் அதிக பசுமையை அடைவதற்கான ஒரு தழுவலாக இருக்கலாம் குவிரோனியஸ் குவியரோனியஸ் ஆரம்பத்தில் வட அமெரிக்காவில் வசித்து வந்தார் ஆனால் தென் அமெரிக்காவை அடைந்து காலனித்துவப்படுத்திய சில புரோபோசிடியன்களில் ஒருவர் இந்த இனமானது குறுகிய தாடைகளை கொண்டிருந்தது மற்றும் குறைந்த தந்தங்களை கொண்டிருக்கவில்லை மேல் தந்தங்கள் ஒரு மீ முப்பத்தொன்பது அங்குலம் நீளம் மற்றும் வட்டமான நேராக அல்லது மேல் நோக்கி இருந்தன சவியரோ நியூஸ் மண்டை ஓடு படிமங்கள் ஒப்பிடக்கூடிய அளவு மற்றும் டிப்ளோ எனப்படும் காற்று நிரப்பப்பட்ட பெட்டிகள் போன்ற பல யானைகளின் அம்சங்களை குறிப்பிடுகின்றன டிப்ளோவின் இருப்பு பெரிய மண்டை ஓட்டின் எடையை குறைக்கிறது சவியரோனியூஸ் சமவெளி பகுதிகளில் வசித்தார் திறந்த அல்லது மரங்கள் நிறைந்த சவன்னா வாழ்விடங்களில் பல்வேறு தாவரங்கள் மற்றும் புட்களை உண்ணும் சவியரோனியூஸ் இனமானது சதுப்பு நிலம் மற்றும் சதுப்பு நிலங்களில் வாழ்ந்த கோம்போத்தர்களை விட நீண்ட ட்ரங்குகளை கொண்டிருந்தது நீண்ட ட்ரங்குகள் அதிக பசுமையை அடைவதற்கான ஒரு தழுவலாக இருக்கலாம் பிளாட்டிபெலோடன் சுமார் இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மியூசின் சகாப்தத்தில் ஆசியாவின் சதுப்பு நிலம் மற்றும் சதுப்பு நிலங்களில் பிளாட்டிபெலோடன் இனம் வசித்து வந்தது இந்த பெரிய விலங்குகள் நீண்ட தாடைகள் மற்றும் பரந்த தந்தங்களை கொண்டிருந்தன அவை பெரிய மண்வெட்டிகளை உருவாக்கின அவற்றின் தந்தங்களின் அகலமான ஸ்கூப் செய்யப்பட்ட தோற்றத்தின் காரணமாக பிளாட்டிபெலண்டன்கள் பெரும்பாலும் தினி யானைகள் என்று குறிப்பிடப்படுகின்றன ஆழமற்ற நீரில் உள்ள தாவரங்களை வேரோடு பிடுங்குவதற்கு தந்தங்கள் பயன்படுத்தப்பட்டன கோம்போத்திரியம் சுமார் இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மியூசின் சகாப்தத்தில் ஆப்பிரிக்கா ஆசியா ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா முழுவதும் கோம்போத்திரியம் இனமானது பரவலான விநியோகத்தை கொண்டிருந்தது இந்த பெரிய விலங்குகள் சதுப்பு மற்றும் சதுப்பு நிலங்களில் வசித்து வந்தன கோமிபோத்திரியம் சாசிய யானை அளவு மற்றும் மேல் மற்றும் கீழ் தந்தங்கள் இருந்தது கீழ் தந்தங்கள் பெரியதாகவும் மண்வெட்டி போன்ற தோற்றத்திலும் இருந்தன ஆழமற்ற நீரில் மென்மையான தாவரங்களை வேரோடு பிடுங்குவதற்கு தந்தங்கள் பயன்படுத்தப்பட்டன குட்டையான கழுத்துகள் நீண்ட மூட்டுகள் மற்றும் வெளிப்புற நாசி திறப்புகள் போன்ற புதைபடிவ ஆதாரங்களின் அடிப்படையில் கோம்போத்திரியம்கள் குறுகிய நன்கு வளர்ந்த ட்ரங்குகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது மம்முட் அமெரிக்க மாஸ்டோடன் மம்முட் அமெரிக்கன் மம்முட் இனத்தைச் சேர்ந்தது சுமார் இருபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒலிகோசின் சகாப்தத்தின் போது மாஸ்டோடன்கள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் வசித்து வந்தனர் மாஸ்டோடன்கள் சுமார் ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வட அமெரிக்காவிற்கும் பின்னர் மத்திய அமெரிக்கா உருவானதைத் தொடர்ந்து தென் அமெரிக்காவிற்கும் குடிபெயர்ந்தனர்